ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் wear Varna from Sirumugai Coimbatore district இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்டுடைய ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன் அது யாருடையது அப்படின்னா ஜெனசியா ஸோ இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா daily wear and office wear kurtis எல்லாம் இவங்ககிட்ட யூனிக் டிசைன் டிசைன்ஸில் அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க எப்படி நம்மளுடைய சில்க் சாரீஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயும் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லேயும் கிடைக்குதோ அது மாதிரி இவங்ககிட்ட kurtis kurtas tunics jeans tops எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக் டிசைனாகவும் இருக்குது அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயும் இருக்குது டாப் வியரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன kurtas kurti set tunics jeans top கிடைக்கும் பாட்டம் வியரை பொறுத்த வரைக்கும் palazzo leggings pant jumpsuits kaftan western wear dresses எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் காட்டன் பாலிஸ்டர் ரேயான் பாலிசிஃபான் கிரேப்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் இதில் வரக்கூடிய டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் floral print embroidery stripe designs எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஸ்லிட் அவைலபிளாக இருக்குது ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது கேதர்டு ஏசிமெட்ரிக் ஆல்சோ அவைலபிளாக இருக்குங்க இவங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் பை பண்ணிக்கலாம் இவங்களுக்குன்னு ஒரு தனியாக வெப்சைட்டு கூட அவைலபிளாக இருக்குங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீன்லேயே லெஃப்ட் சைடு பாட்டமில் நம்ம வியூ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி கூட போய் இவங்களுடைய ப்ரா ப்ராடக்டை பார்க்கலாம் பிடிச்சதை நீங்கள் பை பண்ணிக்கலாங்க எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கிறது தான் ஒரு ஸ்பெஷலுங்க வாங்க இப்போ நம்ம சாரீஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் அதில் first sari two five eight சாரியுடைய number two fifty eight body of sari pink கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் க்ரீன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேடியம் க்ரீனில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரே புட்டாலேயே ஒரு ஹாஃப் சில்வர் ஒரு ஹாஃப் கோல்டு டெஸ்ட் சரியில் இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய சாரீ தான் ஒன்னே மா ஒன்னே முக்கால் வ வார்ப்பு இருக்கக்கூடிய சாரீங்க இது எல்லாமே வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நம்ம நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக இந்த சாரீ பியூரா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த டெஸ்டிங் வீடியோக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் sari number two five nine body of sari dark lavender கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ரேடியம் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரியோடைய offer price six thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க உங்கள் கண்ட்ரி சைடில் கஸ்டம்ஸ் சைடில் டியூட்டி டேக்ஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ண சொன்னாலும் சொல்லலாங்க ஸோ அது வந்து பே பண்ண சொல்லி உங்களை பார்சல் வாங்க சொன்னாங்கன்னா நீங்கள் டியூட்டி டேக்ஸ் பே பண்ணி பார்சல் வாங்கிக்கலாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் சில கண்ட்ரீஸில் சிங்கிள் பார்சல் அனுப்புனா கூட பே பண்ண சொல்கிறாங்க சில கண்ட்ரீஸில் ஒரு அமௌண்ட்டு ஒரு சர்டின் அமௌண்ட்டு மேலே கிராஸ் ஆகும்போது பே பண்ண சொல்கிறாங்க ஸோ அது வந்து டிபெண்ட் ஆன் கண்ட்ரி பொறுத்துங்க கண்ட்ரியை பொறுத்து அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் இருக்குது sari number two six zero பல்லு and blouse magenta colour body of sari teal blue colour இதில் காப்பர் அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லுலையும் அதே மாதிரி தாங்க sari number two six one body of sari ink blue பல்லு அண்ட் ப்ளவுஸ் மெஜந்தா இதுலேயும் சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டு டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் ஜரிங்க ஹஃபைன் ஜரி சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க அண்ட் இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய sari handloom made pure silk saris cash on delivery option அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து extra charges three hundred rupees sari book பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணால் மட்டுமே உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number two sixty two பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிக் ரெட் கலரில் இருக்கும் பாடி ஆஃப் சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனுங்க எல்லோன்னு சொல்ல முடியாது க்ரீன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மிக்சர் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்டர் சரியுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாஸ்க்கும் அண்டு பல்லுக்கும் next sari number two sixty three பல்லு and blouse navy blue body of sari உங்களுக்கு பிங்க் கலரில் வரும் டபுள் ஷேடில் வருதுங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாசன் அண்ட் பல்லு ஒர்க்குக்கு இது எல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க சாரியுடைய லென்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் பாடி ஆஃப் சாரி பல்லு பல்லுவில் வரக்கூடிய டசல்ஸும் சேர்த்து six point one two six point two metres இருக்குங்க length with of the sari blouse பார்த்துட்டிங்கன்னா forty five point five inches above இருக்கும் length of blouse above seventy centimetre இருக்குங்க செவன்ட்டிலேருந்து எயிட்டி சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும் sari number two sixty four பல்லு அண்ட் ப்ளவுஸ் வயலட் கலர் இது டபுள் ஷேடுங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஸ்கட் ப்ரௌன்லேயே லைட் கலர் இது வந்து டார்க் சாண்டில் கலர்னும் சொல்லலாம் இந்த கலரை கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க ப்ரீபேமெண்ட்டுக்கும் இந்த நாலு ஆப்ஷன் தான் கேஷ் ஆன் டெலிவரிக்கும் இந்த நாலு ஆப்ஷன் தான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணிக்கலாங்க ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் டிரான்சாக்ஷன் நம்பர் அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி இல்லைன்னா UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வயலட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேஸ்டல் ஷேடில் தான் வருது இது காவிலேயே வந்து ரொம்ப லைட்டாக இருக்குங்க இது sari number two double six body of sari mango yellow பல்லு அண்ட் ப்ளவுஸ் வயலட் இதில் ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் ஒர்க் இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது pure silk saris six thousand அது ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானதுங்க மார்க்கெட்டில் நிறைய வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு ஐட்டம்ஸ் கிடைக்கும் இதை விட கம்மியாக ஆனால் பியூர் அப்படிங்கிறது பியூர் தான் ஒரிஜினலுங்கிறது ஒரிஜினல் தான் அண்ட் இது வந்து பியூருங்கிறதுனால பியூருக்கு ஏற்ற டெக்ஸ்டரோடு இருக்குங்க பாலிஸ்டரோட கண்டிப்பாக நீங்கள் கம்பேரே பண்ண வேண்டாம் ஏன்னா பாலிஸ்டருங்கிறது வேறு இது பியூர் சில்க்குங்கிறது வேறு அதே மாதிரி மிக்சடு ப்ராடக்டோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாங்க sari number two six seven பலூன் blouse bluish green double shade body of sari beige colour இதில் ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் டெஸ்டட் ஜரி வந்துடுது அதில் சின்னதாக வந்து நம்ம சில்வர் ஜரி மீனா ஒர்க்குக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் இது பியூரா இல்லையான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க நம்ம சில வீடியோஸில் பார்க்கக்கூடிய சாரீஸில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு காமிச்சிருக்கோம் sari number two six eight பலுவன் blouse pinkish orange body of sari peacock blue double shade இதுலேயும் காப்பர் ஜரியில் புட்டாக இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு சில்வர் ஜரியில் மீனா ஒர்க் மாதிரி வரும் எல்லாமே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 கட்டாயம் இருக்குங்க புட்டாஸ் சரியாக இருந்ததுன்னா புட்டாவில் டாப் அண்ட் பாட்டமில் லைட்டாக விலகி இருக்கிறது light and dark thread mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது இதெல்லாமே உங்களுக்கு காமனாக எல்லா சரியிலுமே வருங்க கைத்தறியில் வரக்கூடியது தான் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி லைட் அண்ட் டார்க் மிக்ஸிங் இல்லைனாலுமே சாரியில் சில இடங்களில் லைட்டாக த்ரெட்டு தெரியுங்க அது வந்து காமனாக வரக்கூடியது தாங்க அதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்க sari number two seven zero இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா கைத்தறி பற்றி தெரிஞ்சு தான் வாங்குறீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தேவையில்லை தான் ஆனால் புதுசாக நிறைய பேர் வந்து கைத்தறி தெரியாமல் நிறைய பேர் வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ இந்த சாரீ கலர் நான் சொல்லிடுறேன் பல்லுவன் blouse royal blue body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வருது சில்வர் அண்டு காப்பர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் வருதுங்க sari number two seven zero sari number two seven one and இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிறுமுகை அண்ட் சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நெசவு செய்யப்படுறதுங்க நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் வரேன் எங்களுடைய பிகினிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும் ஸோ இது சிறுமுகை பிளேஸு இங்கே தான் எங்கள் இடம் இருக்குது ஸோ இங்கே தான் மெயின் ப்ரொடக்ஷனுங்க இது மட்டும் இல்லாமல் சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நடக்குதுங்க இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கூட ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க இது காஞ்சிபுரம் கிடையாதுங்க காஞ்சிபுரம் வீவிங் மெ வேற வேறு ஸோ இங்கே மெத்தடு வேறுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து க்ரீன் அல்கே க்ரீன் கலரில் இருக்குது பாடி ஆஃப் சேரீ வந்து உங்களுக்கு டார்க் பிங்க் கலர் மெயினாக ராணி பிங்க்குன்னு சொல்லலாம் இதை கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க sari number two seven two நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போதே காஞ்சிபுரம் அப்படின்னு கேட்டாலே நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இது காஞ்சிபுரம் கிடையாதுங்க காஞ்சிபுரம் சாரீஸும் நம்மக்கிட்ட கிடையாது நம்மக்கிட்ட நம்ம தயாரிக்கக்கூடிய Sirumugai special soft silk saris தான் இருக்குன்னு சொல்கிறோம் சாஃப்ட் சில்க்கு அப்படிங்கிறத விட பியூர் சில்க்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க sari number two seven two பல்லுவன் blouse royal blue body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனோட என்ன இருக்குன்னா பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டவுனில் வருது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க அதுவும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேட்டோடு தான் வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்